Hi guys welcome to Madan gaming இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஹேக்கர் கிட்டேருந்து ஃபுட்டேஜ் வாங்கியிருக்கோம் அதை பார்க்கலாம் வாங்க ட்ரைனிங் மேட்ச் தான் ஆடிக்கிறான் பார்க்கலாம் வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏம் ஷூட் ஆன் பண்ணிடுச்சான் ஏம் ஜூன் ஏம் கேட்ச் அப்புறம் ஃபுல் வைக்கிறான் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறான் பாருங்க USB fire USB distance USB alert அதெல்லாம் ஆன் பண்ணி என்ன கண் எடுக்கிறானு பழம் வாங்க என்ன கண் ஏடபிள்யூஎம் எடுப்பானா ஏடபிள்யூஎம் தான் எடுத்துருக்கான் நினச்ச மாதிரி ரெண்டு இங்கே பாருங்கள் கீழே ஏதோ மோடு ஏதோ காட்டுது வந்திருப்பான் வந்தான் இன்னும் இது ஹேக்கர் மாதிரியா இல்லை கொஞ்சம் சப்பியாக அடிங்கிறான் இப்போ தான் ஃபஸ்ட்டாக ஒரு டேமேஜ் பண்ண ஒரு நாக் பாருங்கள் ஒன் டேப் வச்சான் சும்மா சுட்டு நேரம் இன்னும் திரும்பி எதுவும் ஆன் பண்ண போகிறோம் ஏம் மெட்டீரியல் அப்புறம் எதுவும் ஆன் பண்ணுறான் பாருங்க ஃப்ரீ ஏம் எதுவும் ஆன் பண்ணால் திரும்பி வந்தோம் என்ன போகுது வந்தவனே சுட்டாங்க நெக்ஸ்ட் அண்ணா சரியே சுட மாட்டேங்கிறேன் ஹேக்கராக அண்ணா இவன் ஹேக்கர்னு சொன்னால் ஹேக்கர் நிர்மிச்சிட்டாங்க ஐஸ் சுட்டுங்க நான் இப்போ பாரு திரியும் ஒரு ஒன் டேப் இப்போ பாரு திரியும் ஒரு ஒன் டேப் தூர் இருந்தால் தான் ஒன் டேப் படிக்கிறான் கைஸ் அங்கங்கே லேக் ஆகிற மாதிரி அவனுக்கு ஹேக் பண்ணால் லேக் ஆகும்னு சொன்னான் அதனால தான் பார்க்கலாம் guys three on tap. Three on திரு சொல்கிறேன் கொஞ்சம் கிட்ட அந்த சுடமில்ல கை சொன்னல கேளியக்கா ம் இந்தாட்டி என்ன பண்ண போகிறான்னு தெரில பாலம் வாங்க தெரியும் அது இடத்துக்கு ஒரு கண்ணை தான் போடுறான் இங்கே சுட்டான் அந்த எனிமி ப்ளீஸ் காய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் வீடியோ போட தோணும் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பக்கத்தில் ஒரு பெல் இருக்கா தாளன் கொடுத்து வச்சா நான் போட்ட வீடியோஸ் எல்லாம் வரும் ப்ளீஸ் கைஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க காய்ஸ் இதே மாதிரி நீங்கள் மற்ற சப்ஸ்கிரைப் பண்ணினே இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஹேக்கரோட வீடியோ வேணுமுன்னா சொல்கிறேன் இப்போ நான் ஆன் பண்ண போகிறேன் தெரியல நம்ம தெரில பாருங்க கைஸ் ஒயிட் பாடி ஆன் பண்ணி வச்சேன் இப்போ தான் கைஸ் ஹேக்கர் மாதிரியே பண்ணுறோம் போங்க கைஸ் கொஞ்ச நேரம் நான் வாய்ஸ் கொடுக்காம கொஞ்ச நேரம் நீங்களே பாருங்கள் அடி அஷ்டாங்க பாருங்கள் ஃபுல் ரெட்டு இப்போ இப்படி போகிறோம் என்ன பண்ண போகிறோன்னு தெரில பண்ணுவாங்க இங்கே போகிறோம் இங்கே ஒரு எனிமி ஒன்று என்ன பண்ண போகிறோம் நம்ம ஆனால் சரியாக தெரியுமா தெரியாதான் இந்த ஹேக்கர் பிகினர் ஹேக்கர் இருந்தால் நினைக்கிறேன் அதனால தான் கைஸ் இருந்தால் நினைக்கிறேன் தெரியும் வந்தான் என்ன பண்ண போகிறேன் ஒரு கிலோ அடியில் பதினஞ்சுக்கு பதினொன்று கில்லு இன்னும் எத்தனை கில்லு அடிக்கணும் பார்ப்போம் இப்போ டேமேஜ் திரியும் ஒரு ஹெட்டு இப்போ பன்னெண்டு கில்லு எங்கே செத்து போயிடும் அப்புறம் திரியும் வந்தான் டே ஹேக்கர் உனக்கு தெரியுமா சுட தெரியாதாடா நீ பிகினர் ஹேக்கர்னு நீயே நிரூபிச்சுங்கிற தெரியும் வந்தான் என் நாடு சேர்த்து செத்து வரணும் தெரியாது பின்னாடி சுட்டுங்கிறான் அது கூட வேணும் தெரியாடா டே பண்ண போனான் நைட் மூடான்னு ஆன் பண்ணான் போனான் நல்லா தான் கைஸ் இருக்குது நைட் மூடு இங்கே ரெண்டுமே காத்தோட சுரத்தில் இப்போ கிட்ட அந்த கூட அட் அடிக்கிறான் பதிமூணு பதிமூணு ரெண்டு சரி சமானமாக இருக்கும் ப்ளீஸ் கைஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ் ப்ளீஸ் கைஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க guys please guys please guys நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுங்க கைஸ் ப்ளீஸ் கைஸ் நம்ம கூட வீ பேஜ் வாங்கணும் கைஸ் நம்ம கூட ஒரு பெரிய பிக்கெஸ்ட் ப்ரோ பிளேயர் மாதிரி ஆனவங்க நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எந்த மாதிரி வீடியோ வேணான்ட்டு அதனால் அந்த மாதிரி வீடியோ மாதிரி நானும் போடுறேன் ட்ரை பண்ணுறேன் மோஸ்ட்லி நேற்று போட வேண்டிய வீடியோ இது நேற்று நான் பிஸியாக இருந்ததுனால தான் இன்றைக்கி போடுறேன் பன்னெண்டுக்கு பதினஞ்சு கிலோ எனக்கு என்ன பண்ணுறான் அந்த கட்டணும் நைட் மோட் ஆஃப் பண்ணிட்டான் அதான் நான் பண்ண போகிறான் ஆட்டோ கில் லாபி அவனை காணும் கடை தான் சுட்டு எங்கே ஹேக்கரே காணும் காணும் ப்ளீஸ் கைஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க காலை உழு உழாத குறையாக கேட்டுங்க ரே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க guys please guys please guys subscribe பண்ணுங்க கைஸ் நாளைக்கு நம்ம திரும்பி சந்திக்கலாம் டாட்டா bye bye see you guys